கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே வல்லமை வல்லமை வல்லமை வானின்று இறங்கிடும் வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வானின்று இறங்கிடும் வல்லமை அறிவும் மாற்றலும் அனைத்து ஞானமும் ஐம்புலனை ஆட்சி செய்யும் வல்லமையே வல்லமையே வல்லமையே பரிசுத்த இதயத்தில் ஜபிக்கும் வேளையில் வாவி நின்று இறங்கிடும் வல்லமையே வல்லமையே வல்லமையே உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் குறைந்திடவா உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் குறைந்திடவா அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே உலகம் அறியாது உண்மையின் ஆவியே தீமைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையே வல்லமையே வல்லமையே ஊழியம் செய்திட உற்சாகம் வளர்ந்திட புதுவரங்கள் பொழிந்திடுமே வல்லமையே வல்லமையே வல்லமையே உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் புரைந்திடவா உண்மையுமாய் உயிருமாய் உள்ளத்தில் புரைந்திடவா அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே ஆவியில் துதித்து நான் மகிழ்ந்திடவே அக்கினி வல்லமை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே அடிமை நான் மறுரூபம் ஆகிடவே வல்லமை வல்லமை வல்லமை வானின்று இறங்கிடும் வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வானின்று இறங்கிடும் வல்லமை வானின்று இறங்கிடும் வல்லமை Manu.